இந்த வீடியோ பெருசாக அதை பற்றியும் கிடையாது ஜஸ்ட் நம்ம இருபத்தி நாலு மணி நேரம் கையில வச்சு சுற்றிட்டு இருக்க மொபைலை சேஃபாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு சின்ன அப்டேட் தான் அண்ட் போன செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா கூகுள் ஒரு செட் ஆஃப் ஆப்ஸோட லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் இந்த ஆப்லாம் ஜோக்கர் அப்படின்ற ஒரு மால்வேர் இருக்குது ஸோ இதெல்லாம் யாருமே யூஸ் பண்ணாதுங்க சப்போஸ் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தா கூட உடனே டெலிட் பண்ணிடுங்க அப்படின்னு ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க அண்ட் ப்ளே uh, ஸ்டோர்லேருந்து கூட இந்த ஆப்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க அண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி uh, இதே மாதிரி ஒரு செட் ஆஃப் ஆப்ஸ் வந்து லிஸ்ட் வந்து வந்திருக்கு இது வந்து கூகுள்லேருந்து வரல பட் இது ஒரு டெக்னோஸ் ஆர்டிக்கல்லேருந்து நான் படித்தேன் அண்ட் அந்த ஆர்டிக்கல் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த செட்டப் ஆப்ஸில் வந்து இப்போதைக்கு எந்த மால்வரும் கிடையாது பட் ஃபியூச்சரில் இது ஆட்டோமேட்டிக்காக மால்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த ஆப்ஸ்லாம் ஏதாச்சும் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உடனே அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அது என்னென்ன ஆப்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்து ஸ்க்ரீனில் வரும் அந்த ஆப்பில் யாராச்சும் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உடனே அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க அண்ட் மொபைலை சேஃபாக யூஸ் பண்ணுங்கள் பாய்